இயேசு சொன்னார் உயிரான திருவாசகம் இயேசு சொன்னார் அழகான அருள்வாசங்கள் இயேசு சொன்னார் வருந்தான நல்வாசங்கள் இயேசு சொன்னார் சதவாழும் 一路。 நீங்கள் தனித்திருந்து ஜபிக்க வேண்டும்